தினத்திற்கு என் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையை மாற்றிய வாசிப்பு எனும் இந்த தலைப்பில் என் வாழ்க்கையை மாற்றிய சில வாசிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளளவும் பெருமை கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய மிக முக்கியமான ஒரு வாசிப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐகான் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்ட கலாமை மேம்படுத்திய எண்ணங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருந்து தான் வந்து சில முக்கிய கருத்துக்களை நான் உள்வாங்கினேன் இந்த கருத்துக்கள் வந்து என்னை பெருமளவு மாற்றுச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பாதையை அடையிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய உதவி புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அப்படி என்ன மாற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த போது இந்த புத்தகம் வந்து எங்கள் பள்ளி ஆசிரியரால் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் செய்யப்பட்டது இந்த புத்தகத்தில் வந்து ஒரு கவிதை வரும் இடையில ஒரு கவிதையும் ஒரு கதை ஒன்றும் வரும் அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூழாங்கல் ஒன்று தெருவில் இருக்கிற கூழாங்கல் ஒன்று நகைக்கடை முன்னாடி இருக்கிற கூழாங்கல் அது அந்த கல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ரத்தின கல்லை பார்த்து அடிக்கடி பொறாமப்பட்டுட்டே இருந்துச்சு அதுவும் கல் தான் நம்மளும் கல் தான் ஆனால் நம்ம வந்து தெருவில் எல்லாரும் மிதிப்படுற மாதிரி இருக்கிறோம் ஆனால் வந்து அது மட்டும் விலை உயர்ந்த பொருளாக உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினக்கல்கிட்ட வந்து ரத்தினக்கல்லை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கும்போது வெளியில் இருந்த சூரியன் வந்து கூழாங்கல்கிட்ட சொல்லும் கூழாங்கல்லே கூழாங்கல்லே ரத்தினக்கல் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் நிறைவாகும் வரை மறைவாக பூமிக்குள்ளார இருந்துச்சு நிறைய அழுத்தங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தாங்குச்சு அதனாலதான் தான் இன்னைக்கு விலையுயர்ந்த ரத்தினமா இருக்குது நீ பாறையா நானும் இருக்கிறேன் நான் மிக கடினமான நிலத்தையும் வெளியே காமிச்சிட்டேன் அதனாலதான் உன்னை உடைச்சு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து ரோட்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்ப இதுல இருந்து எனக்கு சொல்ல வந்த கருத்து நான் நிறைவாகும் வரை மறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கிற வரைக்கும் அமைதியாக தான் செய்வேன் பொறுமையாக தான் செய்வேன் அது அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படி வெற்றி அடைஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்பட்டவன் வந்து பண்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கதை வந்து இதே புத்தகத்தில் வரும் அதாவது மூங்கில் வந்து ரொம்ப நாளாக ஒரு வருத்தத்தில் இருந்துச்சு தன்னை யாருமே வந்து சரியான முறையில் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்போ ஒரு மூங்கில் வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறிய மூங்கிலை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் கொடுப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா மூங்கில வந்து வெட்டுவார் வெட்டும் போது என்ன நம்மளை வெட்டுறாங்க ரொம்ப காயப்படுத்துறாங்க என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் அதுக்கப்புறம் அதை நெருப்புல வந்து துளைகளிடும் போதும் வந்து அலறி துடிக்கும் என்னை வந்து நெருப்புலலாம் வாட்டுறாங்க என்னை சரியான முறையில் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து காற்று சொல்லும் மூங்கிலே அவசரப்படாத பொறுமையாயிரு உனக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மூங்கில் வந்து புல்லாங்குழலாம் மாற்றப்பட்டு ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய மேடையில் அந்த மூங்கிலிருந்து வர்ற அந்த புல்லாங்குழல் இசை ஒலிக்கு வந்து மொத்த அரங்கமே அமைதியாக மெய்மறந்து கவனிப்பாங்க அப்பதான் காற்று சொல்லும் புண்பட்டவனே பண்பட்டவன் அப்படின்னு அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம வந்து நம்மளுடைய நல்லதுக்குன்னு நினச்சி நம்ம அதை தாங்கி வாழ்க்கையை எதிர்த்து போராடும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத வந்து இந்த கருத்து எனக்கு ரொம்ப நிறைய புரிய வச்சிச்சு அந்த வகையில் வந்து இந்த புத்தகம் என்னை வந்து ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு எனக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் நாளடைவில் ஒரு பெரிய சாதனை பண்ணுறதுக்கான உந்து உந்துதலாக எனக்கு அமைஞ்சிச்சு இப்போ வந்து ஏஜிஆர் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு கல்வி அறக்கட்டளை நான் நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு இரநூத்தி பத்து மாணவர்கள் வந்து இங்க படிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு நல்ல நல்ல கருத்துக்களை அவங்கள்ட்டையும் விதைச்சிட்டு இருக்கிறோம் என்னால முடியாது சில சூழ்நிலைகள்ல நான் பின்வாங்கணும்னு நினைச்ச போதெல்லாம் கூட எனக்கு வந்து நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படிங்கிற அந்த எண்ணமும் புண்பட்டவனும் பண்பட்டவன் அப்படிங்கிற அந்த எண்ணமும் எனக்கு அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்குவேன் இந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையை இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அதனுடைய விளைவு இன்னைக்கு நான் வந்து ஒரு சிறிய லைப்ரரியை வந்து ஊர்ப்புற நூலகம் மாதிரி அமைச்சு இன்னைக்கு அந்த நூலகத்துல வந்து இருநூத்தி பத்து மாணவர்களும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம் வாசிப்பு எப்பவுமே நமக்கு வெற்றி பாதையை தான் தரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நான் நம்புறேன் இந்த மாதிரியான ஒரு தலைப்பை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு போட்டியை நடத்தி வாழும் உதாரணங்களாக இருக்கிற இன்னும் நிறைய பேர்த்த வந்து வெளி உலகிற்கு கொண்டு வர்ற காந்தி உலக மையத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்கும் வணக்கத்துக்கும் உரியது போற்றுதலுக்கும் உரியது மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி